இன்னைக்கு கரூரில் மாபெரும் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு தலைவர் ஐயா ஆர் அவர்கள் இணைந்து நடத்தும் கரூரில் மாபெரும் ஜல்லிக்கட்டு கரவசமனு கரவசமனு இது மாதிரி நிறைய ஜல்லிக்கட்டு நம்ம மாண்புமிகு அமைச்சர் நடத்தணும்னு அமைச்சர் சொல்லி அறிவிக்க சொன்னாங்க கரூரில் மாபெரும் ஜல்லிக்கட்டு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு பிப்ரவரி இருபத்தி ஏழு மாபெரும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்